இதுக்கெல்லாம் ஃபண்டிங் எங்கேருந்து வருது இப்போ நீங்களே உங்களோட பேக்கெட்லேருந்து போதா நான் ஏமாற்றி சம்பாதிக்கல மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுனா ஏன் பணம் வாங்குறீங்க சர்வீஸ் பண்ணுறது தான் உங்களோட நோக்கமாக இருக்குல்ல அப்புறம் ஏன் காசு வாங்கணும் பணத்து மேலேயே தான் உங்களோட விஷயம் இருக்கே தவிர அப்போ நீங்கள் இதை விட பத்து மடங்கு அதிகமாக செய்யலாம்ல ஒய்ஃப் ஸ்பிரிச்சுவல் பாகுபாடு ஏன் பார்க்குறீங்க நான் சூஸ் பண்ணல அது சூஸ் பண்ணிருக்கு என்ன நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் கைகள் நல்லா தானே இருக்கு உழைச்சி சம்பாதி கேமரா ஆஃப் பண்ணுங்க தம்பி கேமரா ஆஃப் பண்ணுங்க அழைக்கிறான் மாதவன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெளியிலே நம்ம அறிமுகம் ஆயிட்டோம் இருந்தாலும் கேமராக்காக ஒரு தடவை எஸ் ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூன்னு கேட்ட உடனே நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு பெரிய நன்றிகள் <laughs> இல்ல அது என்ன ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா நண்பர் அதை தாண்டி என்னன்னா மக்களோட குரல் வந்து நீங்க கேட்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மக்களும் வந்து என்கிட்ட வந்து இது எப்படி அது எப்படி அப்படின்ட்டு எல்லா கேள்விகளையும் என்கிட்ட ஷூட் பண்ண முடியாது நீங்க மக்களோட ஏன்னா என்கிட்ட நீங்க சில விஷயம் கேட்டீங்க ஏன் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நண்பனா இல்லாம வெளி மக்களா இருந்து சில விஷயங்களை நீங்க வந்து ஒரு கோபமா கேட்குற மாதிரி கூட எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால ஒரு மக்களோட குரலா இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் உங்களை நீங்க கோபம்னு சொன்னதுனால நான் ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணிக்கணும் அதாவது இவர் என்னோட நண்பர் தான் அதனால நான் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் கொஸ்டின் ஷூட் பண்ண போறேன் நான் வந்து டார்கெட் பண்ணியோ இவர்கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னோ வே எந்த ஒரு மனநிலையும் கிடையாது ஃப்ரெண்ட்லியாக சில கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு ப்ளஸ் வந்து வீடியோ ரெகுலராக பார்த்ததுனால கமெண்ட்ஸ்லாம் நிறைய படிப்பேன் கமெண்ட்ஸில் வந்தது இவர்கிட்ட நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் போயிருக்குன்னு இப்போ நேரடியாக அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் கேட்குற முறை வேணா அப்படி இப்படின்னு மாறலாம் பட் இன்டென்ஸ் இன்டென்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கமெண்ட்லலாம் திட்டாதீங்க என்ன இல்லை இல்லை என்ன தான் திட்டுவாங்க என்ன திட்டாதீங்க கரெக்டான கேள்வியாக கேட்குறீங்கன்ட்டு என்ன தான் திட்டுவாங்க ஓகே நம்ம போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ப்ரோ ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்கே போயிடலாம் தாராளமாக நம்ம இன்டர்வியூன்னு சொன்னதே கொஸ்டின் கேட்க தான் ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்கே போயிடலாம் ஓகே நம்ம சந்தித்து ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் இருக்கும் எஸ் இருக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணணும் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டேன் நீங்களும் ஆசைப்பட்டீங்க இப்போ நான் ஸ்டில் நான் அதில் தான் இருக்கேன் பட் நீங்கள் வந்து பாதை கடந்து வேறு பாதையில் இப்போ பயணிச்சுட்டு இருக்கீங்க ஏன் இந்த பாதை வை ஸ்பிரிச்சுவல் ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு ஆமாம் இதை ஏன் சூஸ் பண்ண அதாவது இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக யூடியூப்பில் இப்போ யூடியூப்பில் தான் பண்ண போகிறோம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் யூடியூப்பில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது இப்போ நானும் அதை செஞ்சுட்டு இருக்கேன் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க பட் இந்த துறையை சூஸ் பண்ணதுக்கான இந்த பர்டிகுலர் கேட்டகரியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் நோக்கம் என்ன இல்லை நான் சூஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் இது ஏன்னா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் ஓகே என்ன சூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இது இது இருக்குது இன்னைக்கு இது வந்து கொஞ்சம் எவர் கிரீனாக இருக்கும் இது வந்து சீசனல் பிஸ்னஸாக இருக்கும் இப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து இதை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்படி சூஸ் பண்ணால் நம்மளால் அதில் நிலைக்கவும் முடியாதுன்றது என்னோட கருத்து ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது அவங்களோட சொதர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ என்னோட காலங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க நான் வந்து பயணிச்சு வந்த காலங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் டைம்ல இருந்தே பேசக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேசணும் அப்படின்னாலே போயிட்டு நான் முன்னாடி நின்றுவேன் அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய டைம்லேயும் வந்து மோட்டிவேஷன் ரிலேட்டடாகவோ ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்படுத்தி இருக்காது பட் மோட்டிவேஷன் ரிலேட்டடாக மற்றவங்க ஏதாவது வந்து தமிழ் சம்மந்தப்படுத்தி பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்க ஆரம்பித்தேன் அந்த வகையில் இந்த அரைக்கிரான் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படித்ததும் கேட்டதும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ஆரம்பிச்சுட்டு பட் நம்ம வீடியோஸ் போடாமல் இருந்திருக்கோம் அது எப்படி பிளான் பண்ணனா நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம என்ன கேட்குறோம் படிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது சரி நம்ம என்ன கேட்குறோமோ அட்லீஸ்ட் நம்ம ஆடியோவாக கேட்குறோம் வீடியோவாக பார்க்குறோம் அந்த விஷயத்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்போது அந்த டைமில் ஆரம்பித்து சேனல் ஆரம்பித்து பெரிய லெவலில் அது நான் போடவே இல்லை ஒரு வீடியோ கூட போடலை ஆனால் அங்கேருந்து நீங்கள் அது கொஞ்சம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பயணித்து வந்த எல்லா பாதையிலுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு காலேஜ் படிக்கும்போது ஃபேர்வெல் நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கிளாஸில் பேச சொன்னால் நான் எந்திரிச்சு பேசுவேன் ஸ்கூல் டைமில் நான் பேசுவேன் அந்த மாதிரி காலேஜை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சேனல் ரீதியாக நான் போக ஆரம்பித்தேன் ஸோ என்டர்டெயின்மெண்ட் ரீதியான சேனல்ஸ் அந்த மாதிரி போக ஆரம்பித்தேன் அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும் அப்போது இங்கேருந்து பேச்சில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை இது எப்படி மாறியிருக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரீதியாக மாறி புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு பேச்சில் எந்த ஒரு மாற்றம் இல்லை பேச்சுன்றது சொதர்மாவாக இருந்திருக்கு ஆனால் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்து இது ரிலேட்டடாக போதிக்கிறது அப்படின்றது என்னோட ஒரு சொதர்மாவாக இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அதை தாண்டி நான் எப்போல்லாம் வெளியே போகிறனோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஸ்பீச்லேருந்து நான் எப்போ வெளியே போகிறனோ எனக்கு வந்து எனக்கு தாட் வரக்கூடியது என்னென்னா உன்னை இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் என்னோட தாட்டு பெரிய லெவலில் வந்து மற்ற விஷயங்கள் பண்ணால் எனக்கு மூவ் ஆகலை இது ரிலேட்டடாக பண்ணும்போது மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்குள்ளே பயணிச்சு போயிட்டுருக்கேன் இது நான் சூஸ் பண்ண பார்த்து கிடையாது எல்லாருக்குமே அவங்கவுங்க இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க பட் நீங்கள் சூஸ் பண்ணல அது உங்க சூஸ் பண்ணி உங்களை அந்த வழியில் நடத்துது ஸோ அந்த வழியில் என்ன நடத்துதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ப்ரோ சூப்பர் சின்ன கொஸ்டின் தான் கேட்டேன் பட் ஆனால் எலாபரேட்டாக பதில் சொல்லியிருக்கீங்க இப்போது நீங்கள் சூஸ் பண்ணல அதுதான் சூஸ் பண்ணியிருக்கு எனக்கு இது பண்ணாதான் மக்கள் இதை ரசிக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லை மக்கள் ரசிக்கிறாங்கன்றதுக்காக நான் பண்ணல இது பண் இதை பண்ண சொல் அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னா நம்ம எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இதை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது அதனால நான் பண்ணுறேன் இப்போ மற்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க அப்படின்னு நான் அவங்களுக்காக நான் பேசலை நான் பேசக்கூடிய கருத்து அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா யார் ஏற்றுக்க முடியுதோ அவங்கள ஏற்றுக்க சொல்லி சொல்கிறேன் ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு எப்போ புரியுதோ அவங்க எவால்யூஷன் ப்ராசஸில் இருக்காங்க அப்போ புரியும் போது புரியட்டும் ஓகே ஓகே இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் பண்ணுறவங்கலாம் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டும் இப்போ சில யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ மனசில் தோன்றதை அப்படியே கேட்குறேன் இப்போ ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் கேட்குறேன் ஓகே ஆமாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ நீங்களும் சமீப காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போடுறீங்க இப்போ அந்த ஹெல்ப் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கும்ல வீடியோ எடுக்கும் போது புரியுது ஸோ இதுதான் உங்களோட கேள்வி இல்லை அதை தாண்டி இன்னும் இருக்கா ஏன் ஓகே ஏன் ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்றது தான் இல்லையா ஸோ நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி எடுக்காம தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வீடியோ எடுத்ததுனால தான் நம்ம கொடுத்துட்ருக்கோன்றதே உங்களோட நாலேஜுக்கு வருது கரெக்டாக இப்போ நம்ம எடுக்காத வீடியோ எடுக்காம அதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வெளியே போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருந்தாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் காசு வேணும்னா காசு கொடுத்துருவேன் இதெல்லாமே நான் வீடியோ எடுத்து போகிற கிடையாது வீடியோ எடுத்து போகிறனால இந்த நாலேஜ் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது இப்போது ஒருத்தவங்க நைட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நம்மளோட டீமில் இருக்கக்கூடியவங்க போய் வந்து டீ காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க சாப்பாடு வந்து இப்போ ரெகுலராக வந்து கொடுக்குறதுனால சில பேர்லாம் வந்து தம்பி நீங்கள் இன்றைக்கி வரலன்னா சொல்லிடுங்க தம்பி நாங்கள் அடுத்த நாளைக்கு நாங்கள் வெளியேவாவது நாங்கள் வாங்கி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களே கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம் குறைவாயிடுச்சு ஸோ அவங்களோட வேலையை இன்றைக்கி அவங்க இருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க வெளியே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே தோன்றது கிடையாது இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக நீங்கள் ஒரு வீடியோ எடுங்க தம்பின்னு அவங்க தான் அந்த வீடியோலேயே சொன்னாங்க அப்போ அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நம்ம ஃபேஸை நம்ம மறைக்க போறோம் தான் அதை நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம் ஃபேஸ் மறைக்கிறோம் மறைக்கலன்றது செகண்டரி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற ப்ராசஸ் பட் எடுக்கும் போதே சிலருக்கு வந்து ஓகே நாலு பேர் பார்த்தா இன்னும் ஹெல்ப் கிடைக்கும்ன்றது சிலரோட தாட் ப்ராசஸ் பட் சிலருக்கு வந்து எடுக்கும் போதே ஒரு கூச்சமாக இருக்கும் நம்ம நம்ம இன்னொருத்தட்ட வாங்குறோம் அப்படிங்கிறதே சிலருக்கு வந்து கூச்சமாக இருக்கும் சூழ்நிலையின் காரணமாக தான் அதை வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சுற்றி அவங்க நின்று கேமரா இல்லை அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோவே வெளியே வராது அதுக்காக இப்போ நம்ம ஒருத்தர் அதாவது விதி விதி விலக்குன்னு இருக்கு இப்போ நம்ம விதி விலக்குக்காக நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது விதிக்காக நம்ம பண்ணலாம் இப்போ ஒரு நூறு பேர் வந்து அது எடுக்கிறது மற்றவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக அதை எடுக்க சொல்லி தான் சொல்லுவாங்க இப்போ நானே எனக்கு வந்து ஒரு உணவு தராங்க நானே இப்போ திருவண்ணாமலை கிரிவலம்லாம் போகும்போது நம்மளே வாங்கிலாம் சாப்பிட்றேன் அப்போ அதை வீடியோ எடுத்தாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க எடுத்து போடும்போது தான் இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணுன்ற தாட்டே வருது அப்போ அதை நான் வந்து அசிங்கமாலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதை நான் போட மாட்டேன் இப்போ மற்றவங்க அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதை நான் போட மாட்டேன் இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேரில் ஒரு எண்பது டு தொண்ணூறு பேர் நீங்கள் எடுங்க தம்பி பரவாயில்ல ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அதை எடுக்கலாம் மீதி ஒரு பத்து பேருக்கு வந்து அந்த மாதிரி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து பேரோட மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி நம்ம செய்யக்கூடிய செயல்களை செய்யலாம்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான அந்த காசு இருக்குல்ல அந்த ஃபண்டிங் எங்கேருந்து வருது இப்போ நீங்களே உங்கள் கை காசு போட்டு பண்ணுறீங்களா ஏன்னா இப்போ யூடியூப் ஆரம்பிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உடனேவும் அது காசு வரப்போகிறது கிடையாது இப்போ அதுக்கான கேமரா இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது நம்ம ஃபீல்டுக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்மளுக்கே பேசிக்கான ஒரு சில நீட்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கான ஒரு செலவும் இருக்குது இதுக்கெல்லாம் ஃபண்டிங் எங்கேருந்து வருது இப்போ நீங்களே உங்களோட பேக்கெட்லேருந்து போதா இல்லை வேற எதுவும் சோர்ஸ் பேக்கெட்டில் <laughs> இருந்து போதா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பல பேர் வந்து திதி தேவதை இப்போ நான் திதி தேவதை கொடுத்துட்டு இருக்கேன் திதி தேவதை வந்து பார்த்து சொல்றதுக்கு குரு காணிக்கை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி நான் சொல்றேன் அந்த குரு காணிக்கை அப்படின்னும் போது கூட நம்ம ஒரு விலை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு அவசியமும் வந்துடுது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு காணிக்கை அப்படின்னா ஒரு ரூபாலாம் கூட கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படின்னு அதோட வேல்யூ தெரியறது கிடையாது ஒரு ரூபா அம்ஸ்டனில் எப்போ அனுப்புவீங்க அவங்க கேட்குற கேள்வியை வந்து ஒரு ரூடாக இருக்கும் அப்போ அதுக்கு நம்ம ஒரு விலை வந்து நிர்ணயிக்க வேண்டியதாக இருக்குது அந்த வகையில் வரக்கூடிய இந்த திதி தேவதையிலேருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ்ன்னு சொல்லி நான் சில விஷயங்கள் கொடுத்துட்ருக்கேன் இப்போ உங்களோட ஜாதகத்தில் இது கட்டங்கள் பிரச்சனையாக இருக்கா இப்போ ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மனைவியால் பிரச்சனை ஏற்படும் ஒரு கணவனுக்கு சொல்கிறேன் ஒரு ஆண் மகனுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு உள்ள பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்போ அந்த பாதிப்பை நீக்கக்கூடிய அளவில் ஒரு மூலிகையை நம்ம கொடுக்குறோம் அந்த மூலிகை அவங்க அணிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றம் என்பது ஏற்படுது ஏன்னா அதுக்கும் கிரகத்திற்கும் சம்மந்தம் உண்டு அப்போ மாற்றம் ஏற்படுது இதிலிருந்து வரக்கூடிய இன்கம் தான் நான் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் நான் யாருக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணல கேட்கல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கிளாஸஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் அதுக்கு நான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு அன்னதானத்துக்கு நான் வெளியிருந்து வாங்காமே எனக்கு அன்னதானத்துக்கு மட்டும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மேலே செலவாகுது ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்குள்ள தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை தாண்டி எனக்கு கொடுக்கல அந்த அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட்டும் கிடையாது அப்போது எந்த அளவுக்கு எனக்கு இன்கமில் சோர்ஸ் மனசில் ஜாஸ்தி இருக்கோ நான் அதை வந்து மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஓகே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நான் எடுத்து தவிர மக்கள்கிட்ட இது நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பண்ணல ஓகே ஓகே சொன்னது வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டது இந்த கேள்வி நான் கடைசியில் கேட்கறேன் கிளாஸ் பத்தி நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம் இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணி அதுலேருந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க எஸ் ஓகே அந்த சர்வீஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஏன் சுற்றி வளர்ச்சி பண்ணுறீங்க டேரெக்டாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டே ஃப்ரீயாக கொடுக்கலாம்ல எந்த ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க இப்போ நீங்கள் திதி தேவதைன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அது இல்லாமல் நீங்கள் சில விஷயங்கள் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக சில விஷயங்கள் பண்ணுறீங்க கவுன்சிலிங்லாம் பண்ணுறீங்க இதுலேருந்து ஒரு ஜென்ரேட் பண்ணுறீங்க ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் அதை பண்றீங்கல்ல ஏன் சுத்தி வளர்ச்சி பண்ணுங்க இப்போ உங்களோட டார்கெட் மக்களுக்கு ஹெல்ப் பண்ற ஹெல்ப் பண்றதுனா ஏன் பணம் வாங்குறீங்க அதான் கேள்வி ஏன் சுத்தி வளர்ச்சி போறீங்க ஹெல்ப் பண்றதுதான் டார்கெட் அப்படின்னா இந்த சேனல் மூலியமா ஹெல்ப் பண்ண வேண்டியதுனா எதுக்கு காசு வாங்கிட்டு ஓகே ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் ஓகே ஹெல்ப்ன்றது எப்படி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது ஒருத்தர் ஒருத்தரோட இப்போ நீங்க அதாவது இப்போ இதோட கேள்வியோட விஷயம் என்ன அப்படின்னா ஏன் பணம் வாங்கி பண்றீங்க நீங்க ஹெல்ப் தானே பண்றீங்க அப்படின்றது கேள்வி அது மட்டும் கேள்வி இல்ல அதாவது இப்ப ஒருத்தர்கிட்டேருந்து க ஒரு சர்வீஸ் பண்ணுற ப்ரொவைட் பண்ணுறீங்க அதுக்கு ஒருத்தர்ட்ட காசு வாங்குறீங்க அந்த காசை வச்சு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம டேரெக்டாகவே நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணிடலாமே நீங்கள் இல்லை என்னோட கேள்வி என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து சம்பாதிக்கிறீங்கல்ல சம்பாரிச்சு அதாவது பர்டிகுலராக இந்த ஸ்பிரிச்சுவல் சேனல்லேருந்து சம்பாதிக்கிறீங்க சம்பாரிச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அதை எடுத்து வீடியோவை போடுறீங்க ஓகே அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வருது ஓகே அது திருப்பி நீங்கள் ரொட்டீன் பண்ணுறீங்க இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் பண்ணாக்கா இதை விட பத்து மடங்கு வருவாய் அதிகமாக வரும் அப்போ நீங்கள் இதை விட பத்து மடங்கு அதிகமாக செய்யலாம்ல ஒய் ஸ்பிரிச்சுவல் அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் சூஸ் பண்ணல அது சூஸ் பண்ணியிருக்கு ஸோ அதில் தான் நான் பயணிக்க முடியும் அப்போ எதுக்கு நீங்க சர்வீஸை வந்து நீங்க நான் சொல்றேன் நான் இதில் முடிச்சிடறேன் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இப்போ நீங்க என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சேனல் வச்சிருக்கீங்க கரெக்டா ஸோ என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா இப்போ நான் உங்களை வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக போடணும்னா உங்களால் போட முடியுமா முடியாது அப்போ நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எதை சோர்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சோர்ஸை கிரியேட் பண்ணி தான் மக்களுக்கு கொடுக்க முடியும் நான் இப்போ சொல்கிற புரியுதா இப்போ நான் இன்றைக்கி அன்னதானம் போடுறேன் அப்படின்னா நான் வெளியே போய் இன்றைக்கி நான் என்னால் ஒரு ஐடி கம்பெனிக்கோ அல்லது நான் வந்து ஒரு கூலி வேலைக்கோ என்னால் போய் பண்ண முடியாது அது என்னோட ஒரு விஷயமும் கிடையாது என்னோட சதுரமாவும் கிடையாது நான் ஃபீல் பண்ணுறேன் அப்போ என்னோட விஷயம் என்னவாக இருக்குது என்னோட ப்ளஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா பேசக்கூடிய விஷயம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் ரிலேட்டடாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ அதுலேருந்து தான் நான் சோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியுமே தவிர நான் வெளியே போய் இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் ஓகே அதுக்கடுத்து என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க அவ்வளவுதான் நான் கேட்டதுல எல்லாமே இது எல்லாமே வந்துருச்சு பணம் ஏன் அவசியம்ன்ற மாதிரி நீங்க கேட்டீங்க கேட்டிருந்தேன் ஓகே இதோட சப்போசினா ஒன்று இருக்கு இது இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் கேட்கிறேன் இது பணம் அவசியமா அப்படின்றதுக்கு நான் இப்ப பதில் சொல்லணுமா இல்ல அது திரும்ப வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்க சோ அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு பரவாயில்ல நீங்க இதுக்கு இப்பயும் பதில் சொல்லலாம் ஓகே இல்ல நீங்க கேளுங்க ஒரு பிரச்சனை பரவாயில்ல இதுக்கு பதில் சொல்லிடுங்க பணம் ஏன் வாங்குறீங்க ஆமா எதுக்கு காசு வாங்குறீங்க அதாவது சர்வீஸ் பண்றது தான் உங்களோட நோக்கமா இருக்குல்ல அப்புறம் ஏன் காசு வாங்கணும் சர்வீஸ் பண்ற <laughs> சரி அல்டிமேட்லி நம்மளோட கோல் என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணனும் அது கா இன்னொருத்தவன்ட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு நம்ம பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் பாகுபாடு ஏன் பாக்குறீங்க பாகுபாடு இதுல எங்க இருக்கு ஒரு சர்வீஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் காசு வாங்குறோம் இன்னொருத்தருக்கு அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்ல அதுக்கு அந்த சர்வீஸ்க்கு அவன் இப்போ இல்லாத முடியாத ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இப்போ அந்த காலத்துல என்னவா இருந்துச்சு பண்ட மாற்று முறை இருந்துச்சு கரெக்டா இப்போ நம்ம ஒரு பொருளை கொடுப்போம் இன்னொரு பொருளை வாங்கிப்போம் இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கடைசியில் என்ன கொடுத்து அனுப்புவாங்கன்னா உப்பு கொடுத்து அனுப்புவாங்க அப்போ உப்புன்றது வந்து அவ்வளோ ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த உப்பு இல்லைன்னா பண்ட மாற்று முறையில இருந்து என்னவா இருக்குன்னா பேப்பரா மாறி இருக்கு அதாவது காசு பணமா இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்போது ஏதோ ஒரு சோர்ஸு ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டியது இங்கே அவசியமாக இருக்குது இல்லையா அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்னா பணம் அப்படின்ன உடனே இவன் ஏன் பணம் வாங்குறான் அப்படின்ட்டு அந்த பணத்து மேலேயே தான் உங்களோட விஷயம் இருக்கே தவிர இதுக்கு பின்னாடி அந்த பணம் இருந்தால் தானே பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி யாருக்குள்ளேயுமே எழும்புறது கிடையாது இப்போ சர்வீஸ் தானே பண்றீங்க நீங்க அப்படியே பண்ணலாமே தான் பண்ண முடியுன்றதுக்கு தான் யூடியூப்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும் யூடியூப்ல இருந்து என்ன இன்கம் வருதுன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் இன்னைக்கு வீடியோ பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் யூடியூப் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு இவ்வளவு வியூஸ்க்கு எவ்வளவு போகுன்றது உங்களுக்கு தெரியும் இப்ப மிஞ்சி போச்சுன்னா என்னோட ஆஃபீஸ் ரெண்ட் இருக்கு இது ஏன் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் ஆஃபீஸ் ரெண்ட் ஏன் வச்சுக்கிறீங்க ஏன் இத்தனை பேர் கூட வச்சுக்கிறீங்க எதுக்கு வந்து கார் வச்சுக்கிறீங்க இப்படி எல்லாமே உங்களுக்குள்ள கேள்வி வரலாம் கார் வச்சுருக்கீங்க <laughs> இப்போ நான் வரும்போது கார்ல வந்தேன் ஓகேவா இப்போ நான் இது எல்லாமே கேமரா ஆமா ஸோ இப்போ நான் வரும்போது காரில் வந்தேன் வாங்கிட்டேன் ப்ரோ ஒரு சிக்ஸ் uh, மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும் எப்படி செகண்ட்ஸ்ல தான் வாங்கினேன் எப்படி ப்ரோ கடன்ல தான் வாங்கினேன் இன்னும் டோட்டல் கேஷ் ஆஃப் உங்களே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது கார் கிடையாது பைக் வச்சிருந்தீங்க இப்போ எப்படி காரு அதான் ப்ரோ எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய இன்கம் இருக்குது நான் அந்த இன்கம் எடுத்து என்னால் நான் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன செய்யறீங்க என்ன அதை தான் சொல்றேன் நான் வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கேன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் திதி தேவதை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக நான் வந்து இப்போ திதி தேவதையிலேருந்து வரக்கூடிய மொத்த அமௌண்ட்டுமே நான் எடுத்து சர்வீஸ்க்கு பண்ணல ஏன்னா எனக்குன்னு சில தேவைகள் இங்கே உண்டு இப்போ சரி நான் எதுவுமே பண்ணல ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு பின்னாடி வந்து ரெண்டு ஒரு நாலு பசங்க இருக்காங்க ஆஃபீஸில் ஆஃபீஸ்க்கு ரெண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையுமே உங்களால் பார்த்து பார்த்துக்குங்கன்னு சொன்னால் உங்களால் பார்த்துக்க முடியுமா இப்போ ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க இவன் ஏன் இதுக்கெல்லாம் பணம் வாங்குறான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ நான் ஆஃபீஸில் ஏன் பசங்களை போடணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போட்டோடனே தம்பி நீங்கள் வீடியோவில் மட்டும் நல்லா பேசுகிறீங்க ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு ஆளை போட வேண்டியது இருக்குது அப்போ அந்த ஃபோன் பேசுறதுக்கு ஆளை போட வேண்டியது இருக்குன்னு போது என்ன பண்ணுது ஒரு சேலரி கொடுக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி யாரும் வந்து அவங்க இப்போ நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ இப்போ மற்றவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்போது அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் அவங்கள வந்து இப்போ ஃப்ரீயாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னா எத்தனை மாதத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு அது தவறு கிடையாது ஏன்னா அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் உண்டு அவங்களுக்கான அந்த சூழல் என்பது உண்டு அவங்க ஃபேமிலியில் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் அவங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டியது இருக்கும் ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னும் போது காசு என்பது அங்கே அவசியமாக தான் இருக்குது நீங்கள் அதை காசு அப்படின்னு ரொம்ப பெருசாக பார்க்குறது தான் தப்புன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ எனக்கு ஒரு இன்கம் தேவைப்படுது ஏன்னா என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது இப்போ இது இது வந்து எனக்கு யாராவது வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுப்பீங்களா வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா நான் போய் பிச்சையும் கேட்க முடியாது கரெக்டாக இப்போ நான் போய் பிச்சையும் கேட்க முடியாது பிச்சை போடுங்க நான் போயிட்டு சட்டை வாங்கிக்கிறேன் டிஷர்ட் இது வாங்கிக்கிறேன் அப்படின்னா நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் கைகள் நல்லா தானே இருக்கு உழைச்சி சம்பாரின்னு சொல்லி சொல்லுவான் அப்போது இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து நான் ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அதை நான் ஏமாற்றி சம்பாதிக்கல ஒரு ஞானத்தை கொடுத்து நான் சம்பாரிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அது சம்பாரிச்சுக்கிறேன்னா நான் ஒன்றும் வீடு பெருசாலாம் நான் கட்டிக்கல எனக்கு தேவையான விஷயங்களை நான் பூர்த்தி பண்ணுறேன் எனக்கு சுற்றி உள்ள விஷயங்களை நான் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக எனக்கு தேவைப்படுது கார் ஏன் தேவைப்படுது அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு போயிட்டு வெளியே போய் ஷூட் பண்ணுறேன் ஜீவசமாதி போகிறேன் அப்படின்னா என் கூட வந்து ஒரு நாலு பேர் வராங்க யார் கேமராமேனு கூட என் கூட எடுத்துக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டில் போகிறதுக்கு அது அவசியமாக இருக்குது அதாவது இது ஏதோ பணக்காரன் மட்டும்தான் அது வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து சைக்கிளில் குதிரை வண்டியில் போனீங்களா அப்படின்னு ரொம்ப பெருசாக பார்ப்பான் குதிரை வண்டியில் போனால் அதுக்கப்புறம் குதிரை வண்டியில் போகிறதுன்றது ரொம்ப பெருசாக தெரியல இப்போ பைக் அதுக்கப்புறம் பைக் வாங்கினாலே பைக் வச்சுருக்கீங்களா பெரிய பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தான் இப்போ அது உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கார் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்காரனா பார்த்ததுல இருந்து காருன்றது இன்னைக்கு வந்து ஒரு தேவையாயிடுச்சு அத்தியாவசியமாயிடுச்சு அப்படின் போது இப்போ அதை பெருசாக பார்க்கறது கிடையாது அது நம்ம எப்போ அதை ரொம்ப உயர்த்தி பார்க்குறோமோ அப்போ அது உங்களுக்கு பெருசாக தெரியுது இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வருது அது எனக்கு தேவையாக இருக்குது நான் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் கார் வச்சிருக்கீங்கன்றது பிரச்சனை கிடையாது பட் அது எப்படி வந்தது சோர்ஸ் எப்படி அதான் அதுதான் ஓகே பண்ணக்கூடிய இன்கம்ல இருந்து ஓகே அதுக்காக வந்து இன்கம் இப்போ நம்ம வாங்கினது நான் செகண்ட்ஸ் கார் தான் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து ஒரு நியூ பிராண்ட் நியூலாம் நான் போகல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட் ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட் கட்டி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் அது இதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கும் இதுலேருந்து தான் மொத்த அமௌண்ட் வந்துச்சுன்றது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த இன்கம்லேருந்து ஜென்ரேட் ஆனது இதுக்கப்புறம் நான் இஎம்ஐ e மாதம் மாதம் கட்ட வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு யூடியூப்லேருந்து வரக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை வந்து நான் பண்ண சர்வீஸ் மூலமாக வரக்கூடியதாக இருக்கட்டும் சர்வீஸ் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் கொடுத்ததான் தேதி தேவதி ரிலேட்டடாக பண்ணுறதுலேருந்து நான் பண்ணி எனக்கான இன்கம்மை நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போது பர்டிகுலராக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து பர்சனலாக வந்து இவ்வளோ வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லி வரவு செலவு கணக்கை காமிக்கிறீங்க இதை வந்து நீங்கள் பப்ளிக்காக போட்டால் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல அப்போ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஓகே இவ்வளோ வருது போது நம்மளும் செய்யலாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க நம்மளும் செய்யலான்ற ஒரு எண்ணம் வரும்ல அதையே ஒழிச்சு வைக்கிறீங்க மறைச்சு வைக்கிறீங்க <laughs> அது ஒழிச்சு வைக்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ நீங்கள் உண்மையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க பார்த்து உங்களுக்கு பண்ணணுன்ற மனநிலை வருது அப்படின்னா நம்ம கரெக்டான பர்சனான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி தான் நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கன்ற இப்போதைக்கு என்ன நீங்கள் அந்த மாதிரி நான் சூழல் நான் இல்லை ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபவுண்டேஷனாகவே நான் வச்சில்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் மிஞ்சி போச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு தான் எனக்கு இப்போதைக்கு ஃபண்டு வருதே தவிர அதை தாண்டி எதுவும் வர்றது கிடையாது அதுக்கான அமௌண்ட்டு நம்ம அன்னதானத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனை பார்க்குறீங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடியவங்களை பண்றவங்களை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்க கேளுங்க அதை காமிப்பாங்க இப்போ நான் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறேன்ட்டு என்கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு ஆள் இருக்குது ஸோ அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன செலவாயிருக்கு எவ்வளோ உள்ள பணம் வந்திருக்குன்றது உள்ளே எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும் ஸோ இதை நான் எடுத்து வெளியே காட்டணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா தாராளமாக நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுவேன் ஓகே அப்போ தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு ஒருத்தர் தான் வந்து கேட்கணும் நான் இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனாக நான் போட முடியாது அப்படி போகணுன்ற அவசியம் கிடையாது இல்லை அவசியம் கிடையாது ப்ரோ பட் நீங்கள் போட்டிங்கன்னா புதுசு இப்போ நான் புதுசாக பார்க்குறேன்னா எனக்கு ஒரு தாட் இல்லை அது போட அது அது போட முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய பார்வை ஒரு மாதிரி இருக்காதுன்ற இப்போது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயமா பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ நான் பிரம்மாண்டமாக பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு போய் கடந்து போயிட்டாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இவ்வளோ ஃபண்ட் வருதா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில சிலரோட கண்ணில் நம்ம படும்போது என்னென்னா பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பல பிரச்சனைகள் நம்ம அன்னதானம் கொடுக்கும்போது பல பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ இவ்வளோ ஃபண்டு வருதா அப்போ இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி அந்த அமௌண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு எந்துவை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்ககிட்ட கொஞ்சம் பழகலாம் இவங்ககிட்ட இருந்து இப்படி அமௌண்ட்டை இது பண்ணலாம் ப்ரோ நீங்கள் இப்படிலாம் செயல்படுங்க ப்ரோ நம்ம செயல்பட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஆப்ரேஷன் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் ப்ரோ அப்படி கூட்டிகிட்டு போகலாம் ப்ரோ நம்ம இப்படி பணம் சேர்க்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு தேவையில்லாத உள்ள வந்து சில டாக்ஸ்லாம் வரும் அது அவசியம் இல்லை அதனால உண்மையாக பண்ணணும்னு தோன்றவங்களுக்கு அவங்க டேரெக்டாக நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க இல்லை நம்மளோட அழைக்கிறான் மாதம் சேனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா அந்த பதிலை கொடுப்பதற்கு நம்ம டீம் தயாராக இருக்காங்க ஓகே ஓகே அப்போ இதில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது காசு விஷயத்தில் okay super bro right bro okay last time வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன் நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு நூற்றி இருபத்தெட்டு குடும்பம் வாழுதுன்னு சொல்லி ஆமாம் சென்னையில் அந்த மோர் மார்க்கெட் மோர் மார்க்கெட் பக்கத்தில் நம்ம போயிருந்தோம்ல அப்போ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணியிருந்தீங்க இப்போ அதில் வந்து ஃபண்டிங்கில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது நான் டொனேட் பண்ணல இல்லை <laughs> இல்லை இருக்கு இருக்கு வர வர <laughs> அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போது அது ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் கேட்குறேன் சரி என்னோட ரெண்டாவது கொஸ்டின் வந்து நம்ம டொனேட் பண்ணி ஒரு நாலு பேக் கிட்ட மீந்துச்சு அதாவது நாலு அரிசி மூட்டை மீந்துச்சு அந்த அரிசி மூட்டையை வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் அன்னதானமாக சமைச்சு டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தென் அதுக்கான வீடியோஸும் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் உங்களுக்கு கொடுத்தவங்க காசு கொடுத்தவங்க வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் மீந்ததை வந்து என்ன பண்ணணுன்றதை சப்ஸ்கிரைபரை கேட்டிங்களா கொடுத்தவங்கள கேட்டிங்களா ஓகே சிம்பிளான ஒரு விஷயம்தான் இப்போ நான் வந்து ஒரு பணம் தரேன் அப்படின்னாலே எந்த நம் எந்த அடிப்படையில் நான் தருவேன் இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பணம் தரேன் எந்த அடிப்படையில் நான் ஒரு கிட்ட நான் பணம் கொடுப்பேன் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் பணம் கொடுப்பேன் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் நான் அதை சீர்குலைக்க மாட்டேன்றது எனக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சனால தான் கொடுக்குறாங்க இப்போ இதில் பின்னாடி யார் ஃபண்டிங் இருக்கானாலே நான் அந்த வீடியோலயும் நான் என்ன போட்டிருந்தேன்னா நூற்றி இருபத்தெட்டு குடும்பம் ஒரு பில்டிங்கில் வசிக்கிறாங்க முடிஞ்சால் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தேனே தவிர கொடுங்க என்கிட்ட கொடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி யாருக்கிட்டயுமே நான் சொல்லலை முடிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய உணர்வு என்னன்றது புரியும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை என்னால் போய் டேரெக்டாக பார்த்து கொடுக்கறதுக்கான அந்த நேரமும் கிடையாது அதுக்கான சூழலும் கிடையாது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட நான் வேணாம்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லைங்க வேறு எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் வெளியெல்லாம் இருக்கோம் இப்போது பெங்களூரில் இருக்கோம் சிங்கப்பூரில் இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் எப்படி போய் டேரெக்டாக பண்ண முடியும் அதுக்கான சூழல் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக போச்சுன்னா கரெக்டாக போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம் ஓகே என்னோட கேள்வி என்னன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபண்டிங்கை வாங்குகிறோம் யாராருக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ யாராருக்கு என்னென்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம் யாருக்கும் கணக்கு காட்ட வேணாம் எல்லாம் ட்ரஸ்ட்டில் அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கும் எல்லாம் அக்கௌண்டபுளாக இருக்கும் எதுக்கு என்ன போச்சு எங்கேருந்து வந்திருக்கு எல்லாமே தெரியும் இப்போ நீங்கள் ஒரு தனிநபராக தான் செயல்படுறீங்க உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்காது இல்லையா பர்சனல் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கல அப்படின்னாலும் நீங்கள் அதை இன்னொருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்த பணத்தை ஹெல்ப் தான் பண்ணுறீங்க என்னோட கேள்வி என்னென்னா அந்த பர்டிகுலர் நூற்றி இருபத்தெட்டு குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க நாலு மூட்டை மீந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலான்றதை நீங்கள் சப்ஸ்கிரைபரை கேட்டிங்களா இல்லைனா ஒருவேளை அவங்க மனசில் நினச்சிருக்கலாம்ல அந்த ஃபேமிலிக்கே நாலு மூட்டையும் பிரித்து கொடுத்துருங்க யாரோ ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு கூட வர வேண்டியது இன்னொரு ரெண்டு நாள் சேர்த்து வந்துக்கிட்டுமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லைனா அதை எடுத்து நீங்கள் வேற எதனா பண்ணுங்க அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்கலாம் நீங்களே ஏன் முடிவு எடுத்தீங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க தம்பி கேமரா ஆஃப் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு என்னால் கடந்து போக முடியும் என்னால் இப்படி கடந்து போக முடியும் ஏன்னா இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் எழுப்பும்போது எப்படின்னா கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க எனக்கு அது போகிறதுக்கு விருப்பம் கிடையாது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஏன்னா இப்போ நூற்றி இருபத்தெட்டு குடும்பத்துக்கு கொடுத்தோம் மீதி இருக்கக்கூடிய அரிசி மூட்டையை நீங்கள் ஏன் டிசிஷன் எடுக்கிறீங்க அவங்களுக்கே கொடுத்துருக்கலாமே அப்படின்றது இல்லை மக்கள்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்றது இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேரோட கருத்தும் ஒரே மாதிரி இருக்குமா நிச்சயமா ஆப்வியஸா இருக்காது இல்லையா இப்ப ஒரு பத்து பேர்கிட்ட கேள்வி கேட்கிறேன் ப்ரோ காசு கொடுத்தவங்க கிட்ட காசு கொடுத்தவங்கள தான் சொல்றேன் நான் ஒரு பத்து பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் பிக் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னும் போது நான் இப்போ இத்தனை பேர்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் அவங்க வந்து ரெண்டு அரிசி மூட்டையை கொடுங்கன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க இல்லை நீங்கள் எடுத்து போய் அண்ணா தானே போடுவாங்கன்னாங்க அப்போ நம்ம கிட்ட நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த டிசிஷன் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களை சார்ந்து தான் இருக்கணும் மக்களுக்கே அது போய் சேரக்கூடிய வகையில் இருக்கணும் இப்போ ரீசெண்ட் அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அந்த நூற்றி இருபத்தெட்டு குடும்பத்துக்கு மீந்ததுக்கப்புறம் மூணு குடும்பத்துக்கு போய் தனியாக கொடுத்தோம் அவங்க இல்லாத குடும்பம் எதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் மூணு குடும்பத்துக்கு போய் தனியாக கொடுத்தேன் அதில் வந்து ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வீடியோ எடுத்து போட்டோம் மீது ரெண்டு குடும்பத்துக்கு நான் வீடியோ எடுத்து போடலை ஏன்னா அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றனால அந்த ரெண்டு வீடியோ அந்த ரெண்டு குடும்பத்துக்கு வந்து நான் வீடியோ எடுக்கல ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இந்த கால் அடிபட்டிருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போய் கொடுத்ததை மட்டும் நான் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸாக போட்டேன் அப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அங்க மீதி இருக்கக்கூடிய அந்த அரிசியுமே கூட என்னோட பயன்பாட்டுக்கு நான் பயன்படுத்தலை வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு எதாவது பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் நான் பயன்படுத்திருக்கேன் நான் ஒன்று ஒன்றுத்தையும் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அவ்வளோ கொடுத்துருக்கீங்க நான் அடுத்து என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் நம்மளால கேட்டு செயல்பட முடியாது ஆனால் என்ன பண்ணேன் அப்படின்னா எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் வந்து ஃபன் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஓகே என்னென்ன நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எத்தனை அரிசி மூட்டை உள்ளே வந்திருக்கு எவ்வளோ கிராசரி ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி எல்லா பில்லுமே நான் வந்து பணம் அமிச்சவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி டீமில் அனுப்ப சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ஓகே என்னோட முதல் கேள்வி இதுதான் ஓகே ஃபண்டிங் வாங்கினீங்களே அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்ன வந்து போச்சுன்ற வரவு செலவு வந்து நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத முதல் கேள்வி பட் ஆனால் லக்கிலி நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகே ஓகே ஓகே அந்த ஒரு ஈவெண்ட்டை கடந்து வந்துடுவோம் இப்போது நிறைய யூடியூப் சேனலில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலை பிஸ்னஸாக கொண்டு வராங்க இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக இதை கேட்டுக்கலாம் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டில் இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரீங்களா இதில் காசு பார்க்குறீங்களா திரும்பவும் நீங்கள் அந்த காசு அப்படின்ற ஒரு மேட்ருக்குள்ள தான் வந்து நிற்கிறீங்க இது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்ல ஆசைப்பட்றேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் உங்களை கேட்குறேன் அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத நீங்கள் என்னவா பார்க்குறீங்க தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நான் இருக்கக்கூடிய தன்மை ஓகே இப்போ நான் வீடியோவில் பேசக்கூடியது எதுக்குமே வந்து நம்ம காசு வாங்குறது கிடையாது இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்களா இன்றைக்கி அவ்வளோ தெளிவடைஞ்சிருக்கீங்களா அதுக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது கிடையாது அவங்க நம்மளோட டைமை அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல அவங்க வந்து கேட்குறாங்க இப்போ எப்படின்னா எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல நம்மளோட டைம் ஸ்பெண்ட் ஆகுது அப்போ அதுக்காக ஒரு சிறிய தொகை வாங்கிக்கிறேன் இப்போது ஞானத்தை கொடுக்கக்கூடியதுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு யார் சொன்னது இல்லை ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு யார் சொன்னது இப்போ நீங்க உங்க பசங்களை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க அது எது ஒரு ஞானத்தை கொடுக்குது ஒரு தெளிவு கொடுக்குது ஒரு அறிவை கொடுக்குது கல்வி அப்படின்னா நீங்கள் போய் கல்வி போயிட்டு கல்வித்துறையிலே நீங்கள் போய் கேட்கலாமே எதுக்கு நீங்கள் அதுக்கு காசு வாங்குறீங்க ஃப்ரீயாகவே கொடுக்கலாமே மக்கள் இன்னைக்கு எல்லாருமே பயன்பெறட்டுமே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ப்ரோ ஆனால் இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறீங்க சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறீங்க சர்வீஸ்க்கு காசு வாங்குறீங்க காசு வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறீங்க அப்போ பார்க்குற நம்மளுக்கு வந்து இது பிஸ்னஸாக புரியுது ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கு அப்படிங்கும் போது இப்போ யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு சேனல் பார்க்கும்போது அவங்க இதை வேற மாதிரி பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு பேக்கெட்ல அப்படின்ற சிந்தனை வந்து எனக்கு இருக்கு <laughs> ஓகே அதான் அதான் ஒரு சிம்பிளான மேட்ரு அதுதான் நான் காசு வாங்குறது என்னோட தேவைக்கும் இருக்குது அதுக்காக நான் வந்து வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் மக்களுக்கு தரேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆஃபீஸ் ரெண்ட்டு நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி கிட்டத்தட்ட சேலரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தேவைப்படுது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பென்சஸ் இருக்குது அம்மா அப்பாவை பார்த்துக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது இன்றைக்கி நான் வெளியே போனேன் அப்படின்னா அதுக்கு டீசல் போட்டு போக வேண்டிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு தேவையான தேவையை நான் பயன்படுத்திக்கிறேன் ரைட் ப்ரோ ஆமா இப்போ வந்து மக்கள்கிட்ட இருந்து நம்ம டொனேஷன்லாம் வாங்குவோம்ல இப்போ உங்க சேனலுக்கு வருதா <laughs> <laughs> இப்போ வரைக்கும் வரல எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இந்த நூத்தி இருபத்தி எட்டு குடும்பம் சம்மந்தப்படுத்தி பண்ணதுக்கு வந்திருக்கு அதை தாண்டி என்னன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா பண்றதுக்கு தான் வந்து ஆட்கள் கிடையாது சரியாக பண்றதுக்கு சொல்றேன் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சரியாக பண்றதுக்கு ஏன்னா இன்னைக்கு சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னைக்கு நிறைய அன்னதானம் வீடியோவும் நம்ம போடுறதுனால என்ன விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னா அன்னதானம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் மற்ற உயிர்களையும் நம்ம உயிர் போல கருதணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பேருக்குள்ள இன்னைக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு ஆனா பண்ண முடியல இப்ப சிங்கப்பூர்ல வந்து நீங்க மாடியில போய் போயிட்டு ஒரு புறாவுக்கோ இல்லை ஏதோ வந்து ஒரு உயிரினத்துக்கோ நீங்கள் உணவு வச்சிங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஓகே எனக்கு நீங்கள் சொல்கிறதுல என்ன புரியுதுன்னா ஒருத்தருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு அவங்களால கரெக்டான பர்சன் கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் நீங்க வந்து அதை சேனலைஸ் பண்ணி கரெக்டான கரெக்டான கொடுக்குறீங்க ஓகே ரைட் ஒரு தட்டை இருந்து வாங்கி இன்னொரு தட்டை நீங்க டெலிவரி பண்றீங்க நடுவுல எதுக்கு நீங்க உங்க யூனிஃபார்ம் போட்டு உங்களோட ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட பிராண்டை எதுக்கு நீங்க பதிவு பண்றீங்க கொடுக்கறது ஒருத்தர் யார் கொடுக்குறான்னு யாருக்குமே தெரியல அவங்களுக்கும் வந்து நான் தான் பண்ணேன்னு வெளியே சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் இப்போ எல்லா சேனலும் அதான் எல்லாருமே அதான் விரும்புறாங்க வெளியே சொல்றாங்க ஓகே பட் நீங்க அதை வாங்கி உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களோட லோகோ நீங்க இப்ப லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தேன்ல அந்த ஈவெண்ட்டுக்கு அதுலயுமே வந்து உங்க பசங்க ஃபுல்லா வந்து உங்க யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ல தான் இருந்தாங்க ஸோ உங்களுடைய பிராண்டை ஏன் ரிஜிஸ்டர் பண்றீங்க ஏன்னா இன்னொருத்தரோட காசு புரியுது புரியுது இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மோர் கொடுத்தோம் நீர் மோர் வந்து ஒரு கொடுத்தோம் ரோட்ல போறவங்களுக்கு எல்லாருமே கொடுத்தோம் அன்னைக்கு எப்படி கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டப்பாலாம் ரெடியாக இருக்கும் மோர் நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு தரோம் ஆனால் குடிச்சிட்டு போங்கண்ணா குடிச்சிட்டு போனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து குடிச்சிட்டு போனாங்க குடிச்சிட்டு நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா நாங்கள் எப்படி வாங்கி குடிப்போம் எங்களுக்கு காசான்றது தெரியல நீங்கள் சர்வீஸாக பண்ணுறீங்களா அப்படின்றது தெரியல அப்போ நீங்கள் ஏதோ ஒரு எந்த எதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க உங்களோட அடையாளம் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி வந்துடுது இப்போ நான் வந்து நான் திருமாறனுங்க நான் வந்து தரேங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றதான் ஒரு கேள்வி வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் இது கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி வருது அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு அடையாளம் தேவைப்படுது என்னோட ஃபேஸ் நான் எந்த இடத்துலையுமே நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்ன்ற நான் எந்த எந்த வீடியோலையும் நான் காமிச்சது கிடையாது எந்த அன்னதான வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் தான் போய் கொடுப்பாங்க அவங்க ஏன் அதை போ நம்மளோட லோகோவை போட்டு டிஷர்ட் போய் கொடுக்குறாங்கன்னா அது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு தெரியறதுக்காக இப்போ ஃபண்டு வருது இப்போ சில பேர் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது சிங்கப்பூர்லேருந்துலாம் சில பேர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஏன்னா அவங்களால பண்ண முடியாது அப்போ கொடுக்குறாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி பண்ணுறோம்னா நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுதுல நீங்கள் கேட்டிங்களா அவங்களுக்கு போய் கரெக்டாக சேருதா நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு அப்போ நான் எப்படி நான் போய் கூட சொல்லலாமே இன்றைக்கி நிறைய பேர் அண்ணன் தான் நான் கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு போய் இது நான் போட்டேன்னு சொல்லி காமிச்சிக்கலாம்ல அப்போது இது உண்மையாகவே நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குது இது என்னோட ஃபேஸுக்கான ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் கிடையாது நாங்கள் தான் பண்ணுறோம் அழைக்கிறான் மாதவன்லேருந்து பண்ணுறாங்கன்ற அந்த அழைக்கிறான் மாதவனுக்கான ரெஜிஸ்டர் அப்போ ஏன் இந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸை காட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு பணம் கொடுக்கக்கூடியதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயார் நிலையில் இருக்கிறாங்க ஆனால் கரெக்டான பர்சனாக சூஸ் பண்ணி அவங்களால கொடுக்க முடியல ஏன்னா அவங்களால கெஸ் பண்ண முடியல நம்ம இப்போது இன்றைக்கி நீங்கள் வீடியோ போடுங்க இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேனலில் இப்போது சர்வீஸ் நீங்கள் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ஃபண்டு வருமானம் வராது இப்பயுமே எனக்குமே ஃபண்டு வர்றது கிடையாது ஆனால் ஒரு நம்பிக்கையான சில பேர் இருக்கிறாங்க சரிங்களா கொடுத்தா பண்ணுவாங்க இப்பயும் நிறைய பேர் கேட்குறாங்க படிப்பு செலவுக்கு நான் அமௌண்ட் தரேன் அமௌண்ட் தரேன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்சனாக கை காமிங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் கை காமிக்கல ஏன்னா அதுக்கான பர்சன் என்கிட்ட வரல படிப்பு ஒரு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்த பர்சன் யாருமே வரல அப்போ இவங்க தராங்களேன்றக்காக நான் அவங்ககிட்ட போயிட்டு உடனே அமௌண்ட் கொடுங்க நான் பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் வாங்கலை அதுக்கான பர்சன் யாரும் நான் அவங்களை கை காமிச்சு தான் விட்டுறேன் அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு அவசியமா இருக்குன்னா ஒரு ஃபேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபேஸ் ரிஜிஸ்டருக்காக திருமணம் பண்ணால் கரெக்டாக பண்ணுவாருன்ற இந்த ஒரு அடையாளம் தேவைப்படுது அதனால காமிக்கிறோம் அது கூட வந்து நான் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்லாம் நான் எதுலேயும் நம்ம பெருமையாக பேசிக்கல நான் போடுறது ஒன்றே ஒரு விஷயம் தான் வீடியோ போடுறேன் அதுக்கு பின்னாடி அன்னதானம் போடுற சர்வீஸ் பண்ணுற விஷயத்தை காட்டுறோம் அதை பார்த்துட்டு இன்றைக்கி பல பேர் அன்னதானம் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததை பார்த்துட்டு இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு கொடுக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களே வந்து சர்வீஸில் கலந்துக்கிறாங்க வாலண்டியராக வந்துட்டு போய் சாப்பாடு போடும்போது நம்ம நம்மல இருந்து சாப்பாடு அழைக்கிற மாதிரி வந்து சாப்பாடு போய் கொடுக்கும்போது அவங்களும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது மூஞ்சார் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு ரைட்டு ப்ரோ சரி இந்த மீட்டிங்க்கான ஒரு முக்கியமான அந்த நோக்கத்தை அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் போஸ்ட்டு பார்த்துருந்தேன் ஓகே நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தீங்க கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தேன் ஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணுறதா போட்டிருக்கீங்கல்ல அது மக்கள் காசு கொடுத்து தான் வரணும் <laughs> ஆமா கண்டிப்பா அதை தான் நான் சொல்றேன் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு அமௌண்ட் வாங்காமல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இப்போ திதி தேவதைக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டது கொடுங்கன்னா ஒரு ரூபா கொடுத்துட்டு கூட உள்ள வராங்க அதுக்கான வேல்யூ அப்போ இதுவுமே வந்து விருப்பப்பட்டது தான் கொடுக்குறதா இல்லை விருப்பப்பட்டது கிடையாது இதுக்கு நான் ஒரு விலை விலை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இப்போ பல பேருக்கு அது வந்து என்னன்னா அது விலை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மேபி நீங்க ஃபீல் பண்ணலாம் அது விலை அதிகமாவே கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோல இப்போ வரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அதுலேயே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஸோ மக்கள் கம்மி பண்ண உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் கம்மி பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கு இருக்குன்னா இப்போ ஹையாக வாங்குறீங்க இப்போ திதி தேவதை வந்து நீங்களே கொடுங்க உங்களால் விருப்பப்பட்டது கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டு கொஸ்டின் பண்ண அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு ஏன் நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சர்வீஸ் தானே ப்ரொவைட் இப்போ அல்டிமேட்டாக என்னோட கொஸ்டின் என்னன்னா சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறீங்க கரெக்டா அது வந்து மக்களுக்கு சேவை தானே பண்றீங்க அது எதுக்கு இது சேவை அப்படின்றதுக்குள்ள நீங்க பாக்குறீங்களா இது ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த நான் இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ மக்களுக்கு நலன் பெறக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பண்ணல அப்போ இது அதிகமாக இருக்குது அப்படின்ற நான் ஒரு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நான் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் தரேன் இந்த மொபைல் ஃபோனுக்கு இப்போ ஏதோ ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஆப்பிள் நிறுவனமாக எடுத்துங்களேன் ஏதோ ஒரு நிறுவனத்தை எடுத்துங்க ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏப்பா இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு தான் அவங்களோட ஒர்த் என்னன்றது தெரியும் கரெக்டாக விலை நிர்ணயம் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குன்றது யாரோட இன்டென்ஷன் யாரோட கருத்து அது உங்களோட கருத்து அது உங்களோட கருத்து தான் அதுக்கான விலை யார் நிர்ணயிப்பான்னா அதுக்கான அரேஞ்ச் பண்ணுறவங்க தான் வந்து நிர்ணயிப்பாங்க அது ஜாஸ்தி யாருக்கு இருக்குன்னா மொத்த டோட்டல் ஜாஸ்தி கிடையாது உங்களுக்கு அது ஜாஸ்தியாக தெரியுது கரெக்டாக ஏன்னா இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அது லிமிடெட் சீட்ஸு ஜாஸ்தியான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இப்போதைக்கு எனக்கு அதுக்கான ஃபண்டு தேவைப்படுது அதுக்கான விஷயங்கள் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த அமௌண்ட் என்பது அவசியமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமௌண்ட் அவசியம் இல்லை இல்லை என்கிட்ட இன்றைக்கி வந்து எடிட்டிங் பண்ண வர்றவங்க அமௌண்ட் வாங்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு எடிட்ரு நீங்கள் ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை ப்ரோ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் வரக்கூடிய ஷூட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னா நான் என்னோட அமௌண்ட்டை நான் குறைச்சிப்பேன் புரியுதா நான் சொல்கிறது ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது அதனால் நான் அதுக்கு ஏற்றாற் போல் நான் வாங்குறேன் கரெக்ட் ப்ரோ அந்த எக்ஸ்பென்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு இல்லையா என்ன வழி யூடியூப்லேருந்து ரெவென்யூ வரும் அப்படி இல்லைன்னா நம்ம என்டர்டைன்மெண்ட் சேனல் சப் சேனல் போட்டால் அதுலேருந்து ரெவென்யூ வரும் அதாவது இதில் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காம நம்ம சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி இது சர்வீஸ் அப்படின்னு நான் முழுக்க முழுக்க சர்வீஸ் பண்றேன்னு யார் சொன்னது எனக்கு வரக்கூடிய இன்கம் அந்த தன்மையில தான் இருக்கு இல்ல நான் எனக்கு வரக்கூடிய இன்கம்ல நான் ஒரு விஷயத்த பண்றேன் நான் முழுக்க முழுக்க சர்வீஸ் தான் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு சமூக ஆர்வலரா நான் உள்ள இறங்கி அல்டிமேட்லி क्वेश्चन என்னன்னா உங்க சேனல்ல வச்சு நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்களா அதாவது உங்க சேனல்ல வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு நடுவுல கிளாஸஸ் இருக்கு அது கண்டக்ட் பண்றோம் இது கண்டக்ட் பண்றோம் இப்படிலாம் சொல்லி காசு வாங்குறீங்களா ஓகே தான் என்னோட கேள்வி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட நாலு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு எழுவதால் மட்டுமே வாழ்க்கை மாறாது சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும் சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இருபத்தி ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும் அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும் அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம் அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க